இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாரையுமே வருக வருக வருகன்னு வரவேற்கிறோம் வணக்கம் ஸ்ட்ரைட்டா வீடியோவில் போயிடலாம் இன்னைக்கு என்ன டாபிக்னா சிங்கிள் பேஸ் கமிட்டட் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டானா சிங்கிள் பேசி பேசி பைத்தியமானா கமிட்டட் ஸ்ட்ரா வச்சு ஜூஸ் குடிச்சா கமிட்டட் ஜூஸ் வச்சு கை எடுக்கிறதுக்குள்ள மடக்கு மடக்குன்னு ஜூஸ் குடிச்சா சிங்கிள் வாங்க வீடியோக்குள்ள இப்போ ஒரு பார்க்கில் போயிட்டு இன்டர்வியூ எடுத்தோம் சிங்கிள் வீஸ் கமிட்டட்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்தோம் அப்போ ஒருத்தர் வந்தார் வந்துட்டு ப்ரோ யூடியூப்ல அப்படின்னா நமக்கு எத்து காட்டணுமே ஆமா சொல்லுங்க நாங்க தான் இல்ல ப்ரோ யூடியூப்ல இந்த ஒரு சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான்னு நான் கூட என் சேனல்ல பாத்துட்டு பார்த்தா அவன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்தார் வந்துட்டு ப்ரோ நீங்க சிங்கிளா இல்லை ப்ரோ அப்போ கமிட்டடா இல்லை ப்ரோ பின்ன யார் தான் நீங்க நான் ரமேஷ் ப்ரோ சார் சொல்லுங்க சார் அட அறிவு கேட்டா முண்டோ நான் மாணிக்க பேசுறேன்டா சொல்லுங்க சார் டேய் மூதேவி ப்ரோ அது இல்ல ப்ரோ நீங்க யாரா லவ் பண்றீங்களா இல்ல ஒன் சைடு யாரா லவ் பண்றீங்களா அப்படி கேட்டேன் ப்ரோ ஓ நான் ஒன் சைடு லவ் பண்ணா இன்னொரு சைடு நீ லவ் பண்ணு போயிடலான்னு பாக்குறியா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அதுதான் ப்ரோ சரி குடு ப்ரோ இப்போ உன்னை முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட தான் லவ் சொல்லுது இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு லூசா மாணி மென்டலா மாணி பைத்திய மாணி அப்படின்னு கேட்போம் ப்ரோ ஏன் ப்ரோ பின்ன என்ன ப்ரோ முன்ன பின்ன தெரியாது என்கிட்ட வந்து அதோட லவ் சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஏதோ லவ்கிட்ட சொன்னால் பரவாயில்ல அவங்க அப்பா அம்மா சொன்னால் பரவாயில்ல என்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறேன் டேய் அவன் லவ் பண்றதே உண்மைதான் செவுல ஒன்று வச்சான்னு வச்சுக்க அப்புறம் செல்ஃபி அடிக்க மூஞ்சி இருக்க இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க அந்த பொண்ணுகிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க நான் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுன்னு எதிர்பார்ப்பேன் சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறீங்க இப்போது நீங்கள் தனியாக இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன் இப்படியே நாங்கள் பேசினே இருந்தோம் அப்போது அங்கே தூரத்தில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் தூக்கி போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க கூட்டின்னு போயிட்டு நிற்க நின்றதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைப்பா முடியாது கொஞ்சம் முன்னாடி வந்து நீனா காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்பாடனோட அவங்க சொந்தக்காரர் வந்து என்னை பலார் பலா பலான்னு அடிக்கிறோம் யா இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டா அப்பயே சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி போலாண்டான்னு நீ ஏன்டா இங்கே நேத்தன அப்படிங்கிற நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுக்கு நூறுரூவா தரோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலு போன வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க கிழிஞ்ச பத்து ரூபா நோட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு போங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் சொல்ல முடியாது நன்றி வணக்கம்